Thank you. இப்போ ஒரு நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் இப்போ ரீசெண்டாக நடந்தது தான் இப்போ பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அன்னைக்குன்னு ஒரு பஸ்ஸு வந்து வரவே இல்லை ஒரு ஒரு டூ ஹவர்ஸாக வெயிட் பண்ணுறோம் ஒரு ஏரியாவுக்கு டூ ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த அந்த ஏரியாவுக்கு பஸ்ஸு வரல என்னாச்சு பஸ்ஸு வரலன்னு நான் வந்து கேஷுவலாக அங்கங்கே கேட்டுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் என் ஒய்ஃப் வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு திருப்பி திருப்பி இப்படி அப்படின்னு அதே பண்ணாச்சு சும்மா இரு நம்ம பாட்டு வரலன்னா நம்ம கையில் கிடையாது என்னன்னு கேட்டால் அன்றைக்கின்னு பார்த்தா எல்லா இந்த தீபாவளி இந்த ஸ்பெஷல் இந்த இதுக்காக எல்லாத்தையும் சென்னை திருப்பி விட்டாங்க அதனால் பஸ் வந்து எல்லாம் லிமிட்டெடு சார் பஸ் வராது அப்படின்னாங்க சரி அடுத்து ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தா வேறு சின்ன சின்ன ட்ராவலாக பண்ணிக்குவோம் லாங்காக மொத்தமாக ஒரே பஸ்ஸில் போக முடியாது அப்படின்னு நான் கேஷுவலாக தான் போனேன் ஆனால் வந்து பக்கத்தில் இருந்தவங்க வந்து நம்மளை வந்து ஒரு வழியை பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஏன்னா அவங்களுடைய மைண்டு வந்து வேறு மாதிரி ஒர்க் பண்ணுது என்னுடைய மைண்டு வந்து அப்போ வந்து ரொம்ப இதுலேயே தான் ஆக்ஷனில் தான் இருக்குது எனக்கு எனக்கு ஏன் வந்து நான் என்னுடைய மைண்டில் எனக்கு இந்த எண்ணமே வரல ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் நானே வந்து எப்படி என்னுடைய மைண்ட் ஒர்க் பண்ணுது நம்ம இவ்வளோ நாள் எப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிறத என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது அதனால் யார்கிட்ட சொன்னாலும் இது ப்ராக்டிக்கலாக இது வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நாங்கள் உங்களுக்கு சொல்லவே இல்லை எல்லாத்தையும் என்னுடைய இதில் வந்து லைஃப்பில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் ஆகி உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர இது என்னுடைய புரிதல் இது இது வந்து ஐயா வந்து சொன்னாங்க வழி காமிச்சாங்க அதை ஃபாலோ பண்ணி என்னுடைய இதை மனசை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க நான் சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் மனசு உங்கள்கிட்ட இருக்குது நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கள் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் என்றைக்கு உங்களுக்கு இது உங்களுடைய இதுன்னு ஆகுதோ அன்றைக்கி உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் வழக்கமாக சொல்லிடுறது மற்றபடி வந்து நான் சொல்கிறேன்னு ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க சொல்கிறேன்னு ஃபாலோ இந்த ஃபாலோவிங்கே கிடையாது இதெல்லாம் அவங்கவுங்கள்ட்ட இதை டெஸ்ட் பண்ணி நீங்களே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தட் இஸ் யூர்ஸ் ஏன்னா இந்த இதே தான் ஹெல்த்துக்கு நான் ஃபாலோ பண்ணேன் ஹீலர் பாஸ்கர் ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து நான் ஒரு ஏழு வருஷமாக இருந்து அது லக்கிலி என் ஒய்ஃப் தான் காமிச்சாங்க டிவியில் ஹீலர் பாஸ்கரை பேசுகிறாங்க அப்படின்னமோ ஹெல்த்தை பற்றி சொல்கிறாங்கன்ட்டு இந்த மெகா டிவியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க சரின்னு அதை டெய்லி அதை ரெகுலராக பார்க்க ஆரம்பித்தோம் பார்த்து கிராஜுவலாக ஒன்று ஒன்றா பார்த்தது சயின்டிஃபிக்காக நான் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ அவர் சொல்கிறது வந்து இருமல் தும்மல் இதெல்லாம் வந்து சொல்லும்போது சரி கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணேன் அதுக்கு முன்னால் வரைக்கும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தும்மல் போடுறதுல நான் மாஸ்டர் அவ்வளோ சும்மல்னால் அவ்வளோ தும்மல் வந்துடும் தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் தும்பிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு என்னடா பண்ணேன் எது எடுத்தாலும் வந்துடும் அப்போ அதுக்கு வந்து எனக்கு ஐடியா கொடுத்தாங்க அந்த அவில் டேப்லெட் போடுங்க சிட்டிசன் போடுங்கன்னாங்க அதை கொடு போட ஆரம்பித்தேன் டக்குன்னு நின்றுட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவங்கள வந்து கடவுளாக நினச்சேன் அந்த மாத்திரை சொன்னாலும் கடவுளாக நினச்சேன் ஏன்னா உடனே நின்று போச்சுன்னு என் அன்னைக்கு தான் தெரியுது இந்த <laughs> ஹீலர் பாஸ்கரை சொன்னப்புறம் தெரியுது நிறுத்தக்கூடாதுங்கிறது இது எப்படி பகவதையா நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ மாரி இது இவர் நிறுத்தக்கூடாதுன்னு சொன்னது ஐயோ நம்ம தப்பில் பண்ணியிருக்கோன்னு அன்னை தூக்கி போட்டால் தான் அன்னை புரிஞ்சுக்கிட்டேன் பாடி வந்து நமக்கு செய்கிற நல்ல வேலை இருமல் தும்மல் இந்த இதெல்லாம் வந்து ஜுரத்துலேருந்து வாந்தி பேதி எல்லாமே வந்து பாடி செய்கிற நல்ல வேலைங்கிறத டாக்டர் இந்த ஹீலர் ஹீலர் உமர் ஃபாருக்கும் இவங்களும் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் அவங்க சொன்னதுலேருந்து நான் அன்னைக்கு தான் தூக்கி போட்டது அந்த மாத்திரையெல்லாம் இது வரைக்கும் வந்து இந்த சிட்ரேஷன் மாத்திரை தலைவலிக்கு இதுக்கு போடுறதோ தும்மலுக்கு போடுறதோ தலைவலிக்கு மாத்திரை போடுறதோ வாந்தி பேதிக்கு இதுக்கோ ஜுரத்துக்கு கூட நீங்கள் நம்ப மாட்டேன் கொரோனா ஸ்டேஜத்தில் ரெண்டு நாள் வந்து ஃபீவரோட படுத்திருந்தேன் ரெண்டு நாள் வந்து எந்த மாத்திரையும் எடுக்கலை என் பையன்ட்டே நான் விளையாட சொல்லிட்டேன் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன் இந்த ஜுரம் வந்து நல்லதுக்கு வந்திருக்கு வரட்டும் நான் பாடு படுத்திருப்பேன் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு ரெண்டு நாள் சும்மாவே படுத்து கிடந்தேன் அப்படியே ஃபுல் ஃபீவர் நான் டெஸ்ட் பண்ணுறேன் நல்ல ஃபீவர் தெரியுது எனக்கு ஓ சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் எல்லாம் நல்ல இந்த ஃபீவரோட இந்த ஃபீவரில் எல்லாமே கிளியர் ஆகுது வீடு எப்படி நம்ம க்ளீன் பண்ணும்போது எதுக்கோ ஒரு ரெண்டு க்ளீன் பண்ணமோ எல்லா குப்பையும் வெளில போகும் பாருங்க அந்தமாரி க்ளீன் பண்ணதுன்ட்டு நான் விட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு நான் பாட்டு எந்திரிச்சேன் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும் ஏன்னா சாப்பிடல ரெண்டு நாளைக்கு நம்ம பாட்டுக்கு லைட்டாக கொஞ்சம் லைட் ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு நாள் கழித்து நார்மலாகிட்டேன் நார்மலான பிறகு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக ஒரு இருமல் மாதிரி இருந்துச்சு எங்கள் பையனும் மருமகள்லாம் வந்து இல்லை டாக்டர்கிட்ட போகலாம் டாக்டர்கிட்ட போகலாம் நம்மளை போட்டு நச்சரித்தாங்க சரி ரைட்டு உங்கள் ச சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு போவோம்ட்டு டாக்டர்கிட்ட போனேன் போய் அவர்கிட்ட கிளியராக இதே தான் சொன்னேன் நான் வந்து எந்த மாத்திரையும் எடுத்துக்கல ரெண்டு நாள் ஃபீவராக இருந்தால் நான் பாட்டு படுத்திருந்தேன் எல்லாம் சரியாக போயிடுச்சுன்னேன் அவரு அவருக்கே ஆச்சரியம் இப்போ எல்லாம் சரியாக போயிட்டு இன்ஜெக்டாக வந்துடுன்னு அவருக்கு யோசனை இப்போ வந்து இவங்க வீட்டில் கம்பல் பண்ணாங்க அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றதான் சரி இருமலுக்கு ஒரு மாத்திரை ஒழுங்குன்னு ஏதோ மருந்து கொடுத்தாரு சும்மா பேருக்கு வாங்கி வச்சுட்டு அதையும் தூக்கி போட்டேன் ஸோ நான் அதையும் சாப்பிடல ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்யூராக இதை புரிஞ்சதுலேருந்து எதுக்கு சொல்ல வரேன்னா உடம்பு செய்யும்போது அக்குகிலர் இதே தான் சொன்னார் அவரும் உடம்பு எப்படி தன்னை தானே சரி பண்ணிக்குதோ மனசு சரி பண்ணிக்கும் அப்படிங்கிறத அவரும் கண்டுபிடிச்சார் பாருங்கள் அதே தான் நானும் இந்த இதை ஃபாலோ பண்ணது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு அப்போ மனசுக்கும் அதே வேலை தான் அது சரி பண்ணிக்கும் நமக்கு வேலை இல்லை அதனால் வந்து இப்போ இது வந்து ரொம்ப டோட்டலி வந்து உடம்பு சரி பண்ணிதுங்கிறது வந்து டாக்டருக்கு எப்படி ஒரு ஆப்போசிட்டாக போயிடுச்சு அவங்க பிஸ்னஸ்க்கு எப்படி ஆப்போசிட்டாக இருக்கோ அதே மாதிரி இந்த மனசுக்கும் சைக்காட்ரிக்கு ஆளுங்களுக்கு வேலை இல்லை நம்ம மனசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சைக்காட்ரிக்கிட்ட போகவே தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி எனக்கு மனசுக்கு பட்டுச்சு ரெண்டுமே வந்து மனசும் உடம்பும் சரியாக இருக்குது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது நம்ம அலோவ் பண்ணால் போதும் அப்படிங்கிறது இந்த உடம்பை பற்றி படிக்கும்போது நம்ம இப்போ இதிலே பகவத்திலே பா பாதையிலே நமக்கு வந்து யோக சிகிச்சைன்னு புக்கை போட்டது ரொம்ப சந்தோஷமாச்சு அதை படித்ததுலேருந்து இன்னும் ரொம்ப தெளிவாச்சு சரி ஏன்னா இவங்களும் நம்மளுக்கு எயிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெளிவாச்சு எனக்கு அந்த இதில் வந்து எல்லா வியாதிகளுக்கும் நமக்கு வந்து அதுலேயும் வந்து இந்த பலிங்கிறது ஐயா சொல்லியிருப்பாங்க இந்த தேள் கொட்டினதை சொல்லியிருப்பாங்க அதுலேருந்து இப்போ ரீசெண்டாக கூட எங்கள் ரிலேட்டிவ்க்கு வந்து ஒரு ரிலேட்டிவ்க்கு வந்து ஒரு தேள் கொட்டிட்டு அவங்கள்ட்ட கிளியராக சொன்னேன் ஒன்றுமே பண்ணாதீங்க அது வலிக்குதா நல்லது பண்ணுது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் இந்த வலியை ஒத்துங்க ஏற்றுங்க சரியாக போய்டும் நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக சரியாக போயிடும் அப்படின்னு ஓகே அப்படின்ட்டு அவங்களும் இருந்தாங்க மறுநாள் வந்து அவங்களும் சரியாக போயிடுச்சு காலில் கொட்டிட்டது அந்த மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணாங்க ஏன்னா நான் வந்து சொன்னேன் இது ஐயா வந்து கிளியராக வந்து அவங்க செல்ஃபாக டெஸ்ட்டு பண்ணி அவங்க வந்து கண்டுபிடிச்சது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு எந்த மருந்து பயப்படாதீங்க ஒன்றும் பண்ணாது இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தான் ஒருத்தர் நடந்துச்சு அது சொன்னேன் அதுமாரி அவங்களுக்கும் சரியாயிடுச்சு ஸோ இது மாதிரி இந்த இது வந்து புரிதல் ஹெல்த்தும் மனசும் ரெண்டுமே வந்து நமக்கு சரியாக தான் இருக்குது நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அது நல்லா இருக்குங்கிறத சொல்லி தேங்க்ஸ் ரொம்ப நன்றி